வெல்கம் டு ஆண்ட்ரகான் வெல்கம் டு ஆன் இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கடலூர் இள புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்றைக்கு திராவிடர் விடுதலை கழகம் சார்பாக திருச்சியில் ஒரு மாநாடு தமிழ்நாடு இளைஞர்கள் எழுச்சி மாநாடு அப்படின்ற பெயரில் நடத்தப்படுகிறது இளைஞர்கள் திராவிட இயக்கம் அப்படின்னு எடுக்கும் பொழுது முன்பு ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் ஒரு எழுச்சி பெற்று கொண்டிருந்த காலகட்டத்தில் திராவிட இயக்கங்களுக்கு பேரே வந்து வாலிபர்கள் கட்சி அல்லது இளந்தாரிய கட்சி அந்தளவிற்கு இளைஞர்கள் நிறைய பேர் உள்ள இருந்தாங்க மாணவர் அமைப்புகள் ரொம்ப வலுவாக இருந்தது ஆனால் இப்போதும் அந்த நிலை இருக்குன்னு நினைக்கிறீங்களா இளைஞர்கள் திராவிட இயக்க அரசியலை அல்லது திராவிட சித்தாந்தம் என்று நாம் வைத்திருக்கக்கூடியவற்றை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா இன்றைக்கு இளைஞர்கள் பார்வையில திராவிட இயக்கம் எப்படி இருக்கிறது நீங்க சொன்னபடி திராவிட இயக்கம் என்பது தோன்றிய காலத்தில் இருந்து சமூக நீதி சமதர்மம் சமத்துவம் சமநிலை பெண்ணுரிமை யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது ஆதிக்கத்திற்கு இங்கு வேலை கிடையாது கல்வி என்பது மிக முக்கியமாக பொதுவானது அதை போல அரசு வேலை வாய்ப்புகள் எல்லாவற்றிலும் சமமான நிலை என்கின்ற அடிப்படையை கொண்ட ஒரு சமூக நீதி இயக்கம் திராவிட இயக்கம் இந்த திராவிட இயக்கம் எப்பொழுதும் போர்க்களமாக இருந்தது நீங்க இன்னைக்கு நினைச்சு பார்க்கிற மாதிரி அன்று திராவிட இயக்கத்தினுடைய காலங்கள்ல மிக மிக கடினமாக அதே நேரத்தில் அறிவுபூர்வமாக அறிவார்ந்தவர்கள் நிறைந்த இயக்கமாக சிந்திக்கிறவன் யோசிக்கிறவர்கள் பேசுகிறவர்கள் படைப்பாளிகள் இவர்கள் எல்லாம் மாணவர்கள் கல்லூரிகள் பள்ளிகள் என்ற இடங்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பு சட்டை படை வந்த காலம் அதை கூட சொல்லணும்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே மிக தெளிவாக அந்த கருப்பு சட்டை படைகள் எல்லாம் தோன்றிய காலம் முத்தமிழறிஞர் கலைஞர் திருவாரூரிலிருந்து மிகப்பெரிய அளவிற்கு உருவான அந்த அற்புதமான ஒரு காலத்தை எண்ணி பார்த்தீர்கள் என்றால் படைப்பாளிகள் திறம் படைத்தவர்கள் ஏற்றுக்கொள்பவர்கள் வாதாடக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் இவங்க தான் திராவிட இயக்கம் அப்ப கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியாரின் கொள்கை எடுத்து பரப்புகின்ற நேரத்தில் கலையம்சமாக எல்லா விதமாகவும் தமிழக மக்களிடம் உடைய மனதை தொட்ட பொழுது பார்த்த பொழுது திராவிட இயக்கம் அழுத்தமாக வளர்ந்தது அப்படி வளர்ந்த அந்த இயக்கம் என்பது நிலையாக நின்று நிற்பதற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நீண்ட நெடிய தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார் இன்னைக்கும் திராவிட மாடல் அரசுன்னு தான் சொல்றார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதற்கு பெயரை திராவிட மாடல் அரசு இருக்கார் ஆக இப்படிப்பட்ட நிலையில் இளைஞர்கள் எல்லாருடைய பார்வையிலையும் கொஞ்சம் சிந்திக்கக்கூடியவனாக இருந்தால் கொஞ்சம் சிந்திக்கக்கூடியவராக இருந்தால் அவர்கள் திராவிட இயக்கத்தார் அப்படின்ற கட்டம்தான் திராவிட இயக்கத்துல அழுத்தமாக வரக்கூடியது ஒரு பெரும் அறிவுப்படை தான் அந்த அறிவுப்படை என்பது பேஸ் அடிப்படை மேல வந்து அரசியல் ரீதியாக அரசியல் பார்வையாக இயக்கம் என்பதும் கட்சி என்பதற்கும் வித்தியாசமாக இயக்கம் என்பது திராவிட இயக்கம் அதைத்தான் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் அடிக்கடி சொல்வார் நாம மற்ற கட்சிகளை போல வெறும் கட்சி இல்லை நாம திராவிட இயக்கம் அதனால்தான் நம்முடைய அரசே திராவிட மாடல் அரசு இந்த அரசு நாம கொண்டு வந்ததற்கு காரணம் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும்னு அடிக்கடி சொல்றார் இதை புரிந்து கொண்டு இன்றைக்கும் நான் இப்பொழுதும் உறுதியாக சொல்கிறேன் தமிழ்நாட்டிலே இந்த ஆதிக்க சக்திகள் சனாதனிகள் வர்ணாசிரமிகள் என்னென்னமோ வேஷம் போட்டுக்கிட்டு சாமியெல்லாம் தூக்கிக்கிட்டு துணைக்கு வந்துகிட்டு மத ரீதியாக வெறியை உருவாக்கி சாதிய ரீதியாக வெறிகளை உருவாக்கி எல்லாம் பார்த்தாலும் கூட இந்த தமிழ்நாட்டிலே திராவிட இயக்கம் என்பது அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருப்பதற்கு காரணம் இது வெறும் உணர்ச்சி வசப்பட்டு வந்ததல்ல இது அறிவு வசப்பட்டு வந்தது அந்த அறிவு வசப்பட்ட இளைஞரிடம் இருக்கிற காரணத்தால் தான் ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது இப்பவும் நான் சொல்றேன் படித்து கொண்டிருக்கிற கல்லூரிகளிலும் மற்ற இடங்களிலும் பார்த்தீங்கன்னா அவர்கள் படிக்கிற புத்தகங்கள் ஒன்று தந்தை பெரியார் தந்தை பெரியாருடைய பேரறிஞர் அண்ணாவுடைய இந்த கருத்துக்களை படிக்கிற இல்ல மார்க்சினுடைய கருத்துக்கள் கார்ல் மார்க்ஸ் போன்றவர்கள் இப்படி மிகப்பெரிய அளவிற்கு சித்தாந்தங்களை தொடர்பு கொண்டவர்களாக இருப்பவர் தான் அழுத்தமா இருப்பாங்க சில பேர் நீங்க நினைக்கலாம் ஏன் எல்லாருமா படிக்கிறாங்க எல்லாருமா பாக்குறாங்கன்னு அது ஒரு கட்டம் வரைக்கும் ஆனால் இது என்றைக்கும் இருப்பது ஆகவேதான் சொல்றேன் இன்றைக்கும் இளைஞர்கள் மிக தெளிவானவர்கள் உறுதியாக திராவிட இயக்கத்தின் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் இன்னும் கூட கேட்டீங்கன்னா நமக்கே தெரியாத உண்மைகளையும் கருத்துக்களையும் பேசக்கூடிய இளைஞர்கள்லாம் வந்துட்டாங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்றைய அறிவியல் இந்த அறிவியல் வந்து உலகத்தை கையில கொண்டாந்துச்சு இப்ப இந்த ஒரு சின்ன ஒரு இதுல உலக கையில இருக்கு இதை வச்சுக்கிட்டு ஒரு மாணவர்கள் கூட்டத்துக்கு போகும்போது மாணவர்கள் கேட்கறாங்க ரொம்ப அழகா கட்டானுங்க அப்பதான் நினைச்சேன் நம்ம இயக்கத்தை அழிக்க முடியாதுலான்னு அந்த செல்போனை வச்சுக்கிட்டு அழகா கட்டேன் இந்த செல்போன் மட்டும் அன்னைக்கு இருந்திருந்தா அனுமார் கேரக்டரே கிடையாது என்னன்னா சீதை ராமன் செல்போன்ல பேசியிருப்பாங்க அனுமார் கேரக்டரே கிடையாதுன்னா கதையில இப்படி இன்றைய உலகம் அறிவியல் உலகம் இந்த அறிவியல் உலகத்தை முழுவதுமாக திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் தன்வயப்படுத்தி வைத்திருப்பது இளைஞர்கள் எங்கு எப்படி இது போனாலும் வந்தாலும் சரி தங்களை திராவிட இயக்கத்துக்காரர்கள் என்று அழுத்தமா சொல்றதுனாலதான் அமித்ஷா அண்ட் அதர்ஸ் எப்பயுமே நீங்க பார்க்கணும் நம்ம பலம் எப்படி இருக்கு நாம எப்படி இருக்கிறோன்றத யாரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னா மாவோ சொன்ன மாதிரி எதிரில் இருக்கிற பகைவரை பார்த்து தெரிஞ்சுக்கணும் நாம எடுக்க வேண்டிய ஆயுதத்தை அவன் தான் தீர்மானிக்கிறான்னு மாவோ சொல்லி அந்த சொல்லு அற்புதமான சொற்றொடர் எதுக்காக இதை குறிப்பிடுறேன்னா இன்னமும் இந்த பிஜேபி இந்த கூட்டம் தமிழ்நாட்டுல கால் வைக்க முடியலன்னு என்னென்ன வேலைகளை செய்து பார்க்கிறார்கள் காரணம் என்ன தமிழ்நாடா அது திராவிட இயக்கத்திற்கு சொந்தமானதுன்னு ஒரு அழுத்தமா இருக்கு இனி எதிர்காலமும் இப்போ ஒரு அமைப்பு சொன்னீங்க அதை போல பல்வேறு அமைப்புகள் திவிக அதை போல பல்வேறு அமைப்புகள் அந்த திராவிடம் என்ற எழுத்து அந்த திராவிடம் என்பது திராவிட தமிழ் அப்படி என்பது சில பேர் தெரியாம திராவிடத்தை எதிர்த்துக்கிட்டு தமிழ் தான் முக்கியம் சொல்லி வேணும்னு பேசுறாங்க அவங்களாம் காசு வாங்கிட்டு அவங்க பாவம் அவங்கள விடுங்க ஆனால் நாம எதுக்கு சொல்றோம்னா அப்படி பேசியவர்கள் எல்லாமே அண்ணாவை ஏத்துக்கிட்ட வரலாறு தமிழ்நாட்டுல உண்டு பெரியாரை ஏத்துக்கிட்ட வரலாறு சரித்திரத்தை சொல்ல முடியும் அது வேறு இன்னைக்கு கொஞ்சம் பேர் கூச்சல் போட்டுக்கிட்டு இளைஞர்களை கெடுக்கிறதுக்கு இருக்கிறாங்க ஆனாலும் கூட திராவிட தமிழ் என்பது உயிர் மெய் நான் அடிக்கடி சொல்றது நாமெல்லாம் போய் ஒரு இடத்துல தூருக்கு போறோம் எங்கேயோ மலைப்பகுதியில மாண்டு போனா இமயமலை பக்கம் மாண்டு போனா ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு பாடிகள் கிடைச்சதுன்னு வச்சுங்க எடுத்து எலும்பை பார்த்து ஆய்வு பண்ணானா இவெல்லாம் திராவிடம் எலும்பு பேசுறது இந்த உருவத்தை இந்த அமைப்பு எல்லாமே திராவிடத்தினுடைய எலும்பு தான் இந்த பாவது அதே நேரத்தில் நமக்கு அறிமுக அடையாளம் உயிர் இருக்கின்ற பொழுது நம்முடைய மொழி நமக்கு அடையாளம் உயிர் இருக்கின்ற போது மொழி அந்த மெய் என்பதுதான் இனம் அதான் இனத்தினுடைய அடையாளம் உயிர் மெய் தான் திராவிட தமிழ் என்பது இந்த அடிப்படையில இன்னைக்கு இவர்கள் மறுத்தாலும் கூட திராவிடம் என்பது மிகச்சிற இன்னும் கூட சொல்லணும்னா இளைஞர்கள் ஒரு பக்கம் வருவது போல இப்ப மாணவிகள் இளைய மாணவிகள் இருக்காங்க மகளிர் இருக்காங்கல்ல அந்த மகளிர் அமைப்புகளும் இன்னைக்கு ரொம்ப வலுவாயிடுச்சு காரணம் அவர்களும் மிகப்பெரிய படிப்பாளிகளாக படைப்பாளிகளாக ஆகியிருக்கிறார்கள் ஆகவே உண்மையிலேயே அழுத்தமாக இருக்கிறது உறுதியாக இருக்கிறது எதிர்காலத்தில் இன்னமும் இறுதி தமிழர்கள் திராவிடர்கள் இருக்கும் வரை இந்த திராவிட இயக்கம் இருக்கும் அதுக்கு வேலை இருக்கு ஆனா பரவலா தமிழ்நாட்டில் ஒரு பிம்பம் இருக்கு சீமானுக்கு பின்னால் தான் இளைஞர்கள் நிறைய இருக்கிறாங்க ஒரு ஒரு ரசனையான கூற்று கூட இணையதளத்தில் ரொம்ப வைரல் ஃபேஸ்புக்கில் எலெக்ஷன் வச்சா சீமான் முதலமைச்சர் ஆயிடுவார் நிரந்தர முதலமைச்சர் ஆயிடுவார் அப்படின்ற மாதிரி இப்போ இளைஞர்கள் இணையதளத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் இளைய தலைமுறையினர் பெரும்பாலும் வந்து சீமானுக்கு பின்னால் அணிதிரார்கள் அவங்களால திராவிடம் அப்படின்ற அந்த அர்த்தத்தை புழங்கி கொள்ள முடியவில்லை தமிழர் என்று இருக்கும் பொழுது எதற்காக நீங்க விளக்கம் சொல்றீங்க ஆனா சீமானுக்கு பின்னால் தான் பெருந்திரள் இருக்கிறது அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்குல்ல அதை எப்படி பாக்குறீங்க அதாவது தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் இவ்வளவு வேதனைக்குரியதாக நீங்க ஆக்கக்கூடாது சீமான் வந்து சீமான் ஒரு டைரக்டர் ஒரு சினிமாக்காரரு ஆக்ட் பண்ண தெரியும் பேச தெரியும் கையை அப்படி தூக்க தெரியும் அவர்கிட்ட கேள்வி கேட்க தெரியும் எல்லா விதமும் பண்ணலாமே தவிர சீமானுக்கென்று தனியாக ஒரு நோக்கம் இருப்பதாக ஒரு செயல்பாடுகள் எதிர்கால சிறப்புகள் இருப்பதாக ஒன்றும் சொல்ல முடியாது எப்பேற்பட்ட அறிவாளி தெரியுமா எதிரில் இருக்கிறவன் அந்த இளைய வயசுல இருக்கிறவன் குதிக்க வைக்கிறது வேகமாக கைத்தட்ட வைக்கிறது என்னிடம் மட்டும் ஆட்சி இருந்தால் யார் சீமா முத்தமிழறிஞர் கலைஞர் முதல்வராக இருக்கும்போது அவர் எவ்வளவு பெரிய அறிவாளி எவ்வளவு பெரிய சிந்தனையாளர் இவர் நான் மட்டும் முதலமைச்சராக இருந்தால் உடனே படையெடுத்து இலங்கையை வீழ்த்தி தமிழீழத்தை பெற்றுக் கொடுத்திருப்பேன் சீமானுக்கு அரசியலமைப்பு சட்டமும் தெரியாது நாம ஒரு மாநிலம் ஒன்றும் தெரியாது நமக்கு இருக்கிற காவல்துறையினுடைய செயல்பாடுகள் என்னன்னு தெரியாது ஒரு எழவும் ஒரு மக்கும் தெரியாம எதிரில் இருக்கிற அப்பாவி இளைஞர்கள் உணர்ச்சி வசப்பட்ட நல்ல இளைஞர்கள் அவர்களை திசை மாற்றி அழிச்சு போறது பார்த்து விடுவோமா செய்து விடுவோமான்னு ஒரே ஒரு கவுன்சிலருடைய அதிகாரம் என்னன்னு கூட அந்த தெரியாது இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தில் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அதிகாரம் இவ்வளவுதான் இந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு இவ்வளவு சிறப்பாக செய்ய முடியுமா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு முத்தமிழறிஞர் கலைஞரை எங்க தலைவர் அண்ணன் தளபதியும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதை விட்டுட்டு இவர் இங்கேதான் அதை செய்வேன் இதை பாவேன் பேச்சு எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா எல்லா பேச்சிலையும் அந்த நிமிடத்திற்கு அந்த நேரத்துக்கு அடுத்தவன் கை தட்டுறதுக்கு அடுத்தவன் சிரிக்கிறதுக்கு ஏதாவது சொல்லுவார் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா கோபமா பேசுறது வேகமா அப்படியே பேசுறது இவ்வளவுதான் இது எல்லாமே என்னை பொறுத்தவரையில் ஒரு ஆக்ட் ஒரு நல்ல நடிகர் அதனால நடிகை நான் போகலாம் அவ்வளவுதான் தவிர நடிகராக ஒரு நாடகத்துல ஒரு க சீரியல்ல நடிக்கலாம் இல்ல ஒரு சினிமாவில் போய் நடிக்கலாமே தவிர நீ எல்லாம் சமுதாயத்திற்கு ஏற்றவன் அல்ல உன்னால் உன்னை நம்பி இருக்கின்ற தம்பிகளுக்கு இளைஞர்களுக்கு கெடுதி நடக்குமே தவிர நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இந்த நாட்டுக்கும் சரி மொழிக்கும் சரி ஏன்னா தமிழ்னாலும் என்னன்னு உனக்கு தெரியாது திராவிடம்னாலும் என்னன்னு தெரியாது ஜீன்னா என்னன்னு தெரியுமா மரபினம்னா என்னன்னு தெரியுமா எப்படி நாமெல்லாம் இருக்கிறோம் எப்படி வந்து மங்கோலியர்கள் இருக்கிறார்கள் எப்படி ஆப்பிரிக்கர்கள் இருக்கிறார்கள் எப்படி ஐரோப்பியர்கள் இருக்கிறார்கள் இந்த உருவ மாற்றங்கள் எல்லாம் எதனால் வந்தது மரபினம் அந்த மரபினம் அந்த மண்ணின் விளைச்சல் இந்த மண்ணின் விளைச்சல் திராவிடம் அந்த திராவிடம் என்பது நாம சொன்னதாக நினைச்சுக்கிட்டு இருக்காப்ல சீமா ஏதாவது தலைவர் கலைஞர் சொன்னாரு அண்ணா சொன்னாரு பெரியார் சொன்னாரு நினைச்சிட்டு இருக்காரு அதற்கு முன்பிருந்தே நீண்ட நெடுங்காலமாக அந்த திராவிடம் என்ற வார்த்தை நீண்ட காலமாக இருக்கிறது ஒரு இனத்தை குறிக்கின்ற வகையில் ஆக இனத்தை குறிக்கின்ற இந்த திராவிடத்தை இல்லை என்று சொல்லி வேகமாக நாம் தமிழர் இயக்கத்தை கண்ட தலைவர்கள் அவங்களே அவங்களாம் இவ சீமான மாதிரி ஏதாவது கதை சொல்றவங்க இல்லை ஆனா அவங்க நல்ல தலைவர்களா இருந்தோம் அவர்கள் எல்லாமே ஒரு கட்டத்துல என்ன பண்ணாங்க அண்ணா சொல்வது சரிதான் என்கின்ற அளவிற்கு நாம் தமிழர் இயக்கத்தை அமைத்த பெரியவர் ஐயா அவர்களும் இன்னும் கூட இருக்கின்ற பெரிய தலைவர்களும் மாப்போசி போன்ற எல்லாருமே அண்ணாவை ஏற்றுக்கொண்டார்கள் திராவிட இயக்கத்தை ஏற்று அவங்கள விட இவர் ஒன்றும் பெரிய மேதையும் கிடையாது அறிவாளியும் கிடையாது அவர்களெல்லாம் கூட நாங்கள் சொல்லி கொண்டு வந்தது என்பதில் திராவிடம் என்பதிலே தமிழ் இருக்கிறது திராவிடம் தமிழ் தான் தமிழை வாழ வைத்தது திராவிடம் தான் என்பதை அவங்களே சொல்லிட்டாங்க அப்புறம் சீமா என்ன சீமான்லாம் வந்து நீங்க முதலமைச்சர் கற்பனை கூட முதல்ல சீமான் ஒரு பஞ்சாயத்துக்கு தலைவர் ஆகட்டும் பஞ்சாயத்துக்கு தலைவருக்கு என்ன அதிகாரம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேச அவரை சுத்தி நிறைய பஞ்சாயத்துகள் இருக்கு அவர் செலுத்தி பஞ்சாயத்துகள் இருக்குன்னா அதுக்கு தனி கமிஷன் தான் போடணும் அதெல்லாம் வந்து அப்புறம் வேடிக்கையா இருக்கும் எதுவுமே இங்க பொது வாழ்க்கை என்பதற்கு முக முக்கியமாக இருக்கக்கூடிய சில இலக்கணங்கள் சில விதிகள் எதுவும் சீமான் சீமான் பேசுவார் கைத்தட்டலாம் உடனே குதிப்பார் உடனே டான்ஸ் ஆடுவார் உடனே எழுத்தாப்புல இருக்கணும் பார்த்து கண்ணாப்பனான்னு கேள்வி கேட்பார் இது வரைக்கும் எந்த தேர்தலையும் எல்லா இடத்துலையும் போய் நிற்பார் எதுலையும் தேரவ மாட்டார் ஒண்ணும் மாட்டார் இவருக்கு எவனும் ஓட்டும் போட மாட்டாங்க என்ன மட்டும் மக்கள் இளைஞர்கள் கொஞ்சம் பேரை ஏமாத்தி வச்சிருக்கிறதுக்கு வச்சிருக்காரு வேகமா பேசி இன்னும் கூட ஒரு குற்றச்சாட்டு உண்டு அது எந்த அளவிற்கு உண்மை என்பது சீமானுடைய செயல்பாடுகளால் தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க பிஜேபி இவர்களை பயன்படுத்தி திராவிட இயக்கத்தை <clears throat> குறை சொல்வதற்கு இழிவாக பேசுவதற்கு பயன்படுத்துவதாக ஒரு கருத்து உண்டு சீமானாக இருந்தாலும் சரி அது சவுக்காக இருந்தாலும் சரி இன்னும் சீமான் சவுக்கை போன்று இருக்கிற இன்னும் சில பேராக போர் டுவெண்ட்டி மலை போன்றவர்கள் எல்லாமே ஒரு விங்கா உக்காந்து திமுகவை தாக்கணுன்றதை தவிர வேற ஒன்றும் கிடையாது அவர்கள் அத்துணை பேரும் ஜனநாயகத்தினுடைய எதிரியாக இருக்கக்கூடிய ஆளுமைகளினுடைய எடுபிடிகளாக இருப்பவர்கள் அவ்வளவுதான் இந்த சூழல்ல திராவிடர் விடுதலை கழகம் திரு கொளத்தூர் மணி அவர்கள் ஆர்கனைஸ் பண்ற இந்த இளைஞர் எழுச்சி மாநாடு இத இந்த இந்த சூழல்ல நடக்கக்கூடிய இந்த மாநாடை எப்படி பாக்குறீங்க நிச்சயமாக கொளத்தூர் மணி அவர்கள் மரியாதைக்குரியவர் அதுல ஒன்றும் இது இல்லை அவரு எவ்வளவு நீண்ட நெடுங்காலமாக அவரு ஒரு அமைப்பு நடத்திட்டு வர்றார் அந்த அமைப்பு ரீதியாக அவர்கள் வந்து இளைஞர்களை திரட்டுகின்ற பொழுது அந்த இளைஞர்களிடம் தந்தை பெரியார் பெரியார் தான் அப்படி என்ற அந்த கருத்தை அழுத்தமாக பதிவு செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் நாம் வரவேற்கிறோம் ஏனென்றால் தந்தை பெரியார் என்ற ஒரு மாபெரும் தலைவர் தான் எந்த விதத்திலேயும் யாராலையும் எதுவும் சொல்ல முடியாத அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணித்தவர் என்பது மட்டுமல்ல அறிஞர்களை பேரறிஞர்களை இன்னும் எல்லாரையும் எல்லோரையும் உருவாக்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய பகுத்தறிவு சிந்தனையை உலகத்தில் பரப்பி விட்டவர் யாருக்காகவும் கவலைப்பட்டவர் இல்லை நமக்காக கவலைப்பட்டவர் எல்லாரும் படிக்கலையேன்னு அவர் கஷ்டப்பட்டார் எல்லாரும் வேலைக்கு போகலையேன்னு அவர் கஷ்டப்பட்டார் எல்லாரையும் குலத்தொழில் செய்ய வைக்கிறான பாவிகள் என்று அவர் கஷ்டப்பட்டார் இவ்வளவு நூற்க நூற்றாண்டுகளாக தொடக்கூடாது தொட்டால் தீட்டு பார்த்தால் பாவம் சொல்லி பாவிகள் வச்சுக்கிட்டு இருக்கானுங்களே அதை கேட்காத கடவுள் எதுக்குடா கடவுள் என்று கடவுளையே வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர் கடவுள் என்பது இருந்திருந்தால் எப்படா இவன் உன்னை அடிமையா வச்சிருப்பான் எப்படிதான் இவன் உன்னை வந்து நடக்க விடாம செஞ்சிருப்பான் அந்த வீதியில போகக்கூடாது இதுல வரக்கூடாது எப்படிதான் செஞ்சான் தான் அவர் அவர் சொல்வது அவருக்கும் கடவுளுக்கும் தனிப்பட்ட சண்டையா இல்லை இந்த சமுதாயத்தை காக்க மறந்த அந்த உருவம் கற்பனை உருவங்கள் எதுக்குடா அப்படின்னு தூக்கி போட்ட மாபெரும் தலைவன் பீர்கான் அந்த ஐயாவினுடைய வழியிலே அண்ணா இருக்கிறார் முத்தமிழறிஞர் கலைஞர் இருக்கிறார் இப்ப திராவிட மாடல் அரசின் தலைவர் அண்ணன் தளபதி இருக்கிறார் இந்த நிலைகளில் தமிழ்நாட்டில் எங்கு எப்பொழுதும் பெரியாரின் புகழை பாடி பெரியாரின் கொள்கையை அவர் பரப்பினாலும் அதை வரவேற்கிறோம் வாழ்த்துகிறோம் நிறைய விஷயங்கள் எங்களோடு தகவல்களோடு தரவுகளோடு பகிர்ந்து கொண்டதற்கு இவ்வளவு நேரம் ஒதுக்கி எங்களுக்கு இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார் வணக்கம் நன்றி